மணப்புறம் நிதி நிறுவன அதிகாரி நந்தகுமாரின் நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்க நகை அடமான கடன் உள்ளிட்ட பல்வேறு நிதி சேவைகளை வழங்கி வரும் முன்னணி நிறுவனமான மணப்புறம் ஃபைனான்ஸ் கேரளாவை தலையிடமாக கொண்டு இயங்குகிறது சமீபத்தில் இந்நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் திடீரென்று அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டது சோதனையில் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் சுமார் நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாக கூறியுள்ளது இந்த திடீர் அதிரடி நடவடிக்கைக்கு காரணம் மணப்புறம் பைனான்ஸ் நிறுவனத்தின் மீது எழுந்துள்ள சட்டவிரோத பண மோசடி குற்றச்சாட்டுதான் மணப்புறம் பைனான்ஸ் மக்களின் டெபாசிட் பணத்தை சட்டவிரோதமாக பண மோசடி செய்து அதன் சியோ நந்தகுமார் தன் பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தினர் பெயரிலும் சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும் மேலும் பங்குச் சந்தையிலும் முதலீடு செய்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை தரப்பில் கூறியதாவது மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட் நிறுவனம் மக்களிடமிருந்து டெபாசிட் தொகையாக திரட்டிய பணத்தை சட்டவிரோதமாக கையாண்டு பல்வேறு அசையாத சொத்துக்களில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது சியோ நந்தகுமார் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பிள்ளைகளின் பெயர்களில் இந்த சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்லாமல் மக்களின் டெபாசிட் தொகையில் குறிப்பிட்ட பகுதி பணத்தை பங்குகளிலும் முதலீடு செய்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சோதனை நடவடிக்கையின் போது பண மோசடி தொடர்பான ஆவணங்களும் அறுபது அசையா சொத்துகளின் சொத்து ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன இந்த ஆவணங்கள் மணப்புறம் பைனான்ஸ் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்வதாக உள்ளன என்று கூறியுள்ளது இதையடுத்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மணப்புறம் பைனான்ஸ் நிறுவனத்தின் சிஓ நந்தகுமாரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை முடக்கிய மொத்த சொத்துக்களின் மதிப்பு சுமார் நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் இருக்கலாம் என கூறப்படுகிறது இதில் அசையா சொத்துக்கள் போக எட்டு வங்கிக் கணக்குகளில் உள்ள வைப்புத் தொகை பட்டியலிடப்பட்ட நிறுவன பங்குகள் இதர முதலீடுகள் ஆகியவையும் அடங்கும் இந்த பண மோசடி நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் எதுவும் பெறாமல் மணப்புறம் அக்ரோ ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக வி பி நந்தகுமார் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிறுவனத்துக்கும் மணப்புறம் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மேலும் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை அனைத்தும் நிர்வாக இயக்குநர் நந்தகுமார் மீது எடுக்கப்பட்டவைதானே தவிர நிறுவனத்தின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மணப்புறம் பைனான்ஸ் தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே ரிசர்வ் வங்கி மோசடி நடந்திருப்பதை அறிந்து டெபாசிட்டாரர்களுக்கு பணத்தை திரும்பத் தர வேண்டுமென உத்தரவிட்டது டெபாசிட்டாரர்களுக்கு பணத்தை திரும்ப தந்துவிட்டதாக கூறியது மணப்புறம் பைனான்ஸ் கூறியிருந்தது ஆனால் விசாரணையில் மக்களின் டெபாசிட் பணத்தை திரும்ப வழங்கியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மணப்புறம் பைனான்ஸ் நகைகளை திருப்பச் சென்றவர்களுக்கு கிடைத்து அதிர்ச்சி மணப்புறம் கோல்டு நிறுவன மேலாளரின் கைவரிசை அதே சமயம் அமலாக்கத்துறை சொத்துக்களை முடக்கியது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார் மணப்புறம் ஃபைனான்ஸ் சிஇஓ நந்தகுமார் அவர் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்கும் சொத்துக்கள் பங்குகளின் மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஆகும் ஆனால் நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் எனக் கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் சட்டப் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளேன் எனக் கூறியிருக்கிறார்